hello everyone welcome to பிகண்டியூ டிவி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஏடிஎம்மில் இரநூறுவா நோட்டு எடுக்க போனவங்களுக்கு எல்லாருமே ஐநூறுரூவா நோட்டு வந்துச்சுன்ட்டு ஒரே பரபரப்பாகிடுச்சு அந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்ன வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க சேலம் மாவட்டத்தில் ஓமந்தூர் பக்கத்தில் பண்ணப்பட்டின்ற ஒரு ஊரில் ஒரு ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா நவம்பர் எட்டாம் தேதி காலையில் ஒரு பத்தே முக்கால் மணிக்கு ஒருத்தர் பணம் எடுக்க போகிறாரு இரநூறுவா போட்டு பணம் எடுக்க போகும்போது இரநூறுவா நோட்டுக்கு பதிலாக ஐநூறுவா நோட்டு வந்ததுனால அவர் ரொம்ப வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு இந்த விஷயம் வந்து அங்கே இருக்க ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரு காட்டு தீ போல் பரவிடுச்சு பரவணுன்னா அந்த ஏடிஎம் நோக்கி நிறைய கூட்டம் மக்கள்லாம் நிறைய பேர் வந்து அந்த பணத்தை எடுத்துக்கும் வந்து நிறைய பேர் இரநூறுவா நோட்டை பட்டன் அமைக்கி ஐநூறு நோட்டெலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அந்தமாரி பணத்தை வந்து எடுத்திருக்காங்க இந்த விஷயம் வந்து அந்த பேங்க்குக்கு வந்து தெரிஞ்ச உடனே அங்கேருந்து வந்து சீக்கிரமாக அங்கேருந்து அதிகாரிகள்லாம் வந்து அந்த ஏடிஎம்மை வந்து சுற்றி சீல் போட்டு பூட்டிட்டாங்க அதை அதுக்கப்புறமா அந்த நிறைய பணம் எடுக்கணுன்ற ஆசையோடு வந்த பொதுமக்கள்லாம் நிறைய பேர் வந்து ஏமாந்தே போயிட்டாங்க காசு எடுக்க முடியல அப்படின்ட்டு இந்த விஷயத்தை பற்றி அந்த பேங்க் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏடிஎம்மில் பணம் நிரப்புற வேலையை வந்து ப்ரைவேட் கம்பெனி மூலிமா அது வந்து ஒரு டெண்டர் மூலிமா தான் அது வந்து செஞ்சுட்டு வராங்கன்னா அது வந்து அவங்க அஃபிஷியலாக அவங்க வந்து செய்யலை அதை டெண்டர் விட்டுட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனிலேருந்து ஆளை வச்சு அது வந்து பண நிரப்புற வேலையை வந்து செஞ்சிட்ருக்காங்க அந்த மாதிரி செய்கிறவங்க வந்து இரநூறுவா நோட்டு வைக்க வேண்டிய அந்த ஒரு பாக்ஸில் இவங்க வந்து ஐநூறுவா நோட்டை வச்சுருக்காங்க இதனால தான் இந்த வந்து குழப்பமே ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இது இந்த இதனால் ஏற்பட்ட பண நஷ்டத்தை வந்து அந்த தனியார் நிறுவனம் அந்த டெண்டர் எடுத்தாங்க பார்த்தீங்களா பணத்தை வந்து ஏடிஎம் மிஷினில் போடுற ஒரு டெண்டரை அவங்க தான் வந்து இந்த பணத்தோட நஷ்டீடை வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டடா பை பாய்